ஹாய் வணக்கம் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப நாளாக எல்லாரும் ஆவலாக கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய பாட்லி பல்லு சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க அதாவது ஹாஃப் சாரீ மாடல் ப்ளீட்ஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா பல்லு என்ன கலர் என்ன டிசைன் வருதோ அதுவே தான் உங்களுக்கு ப்ளீட்ஸ்க்கு வரும் ஸோ அதுதான் நம்ம வந்து பாட்லி பல்லு அப்படின்னு சொல்கிறோம் ஹாஃப் சாரீ மாடலில் இருக்கக்கூடிய சாரீங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுடைய number one zero one three one zero one three பலூன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா பேஸ்டல் ப்ளூவில் வரும் body of sari double shade green and yellow மிக்ஸ்டுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் சரியில் தான் ஒர்க் வருங்க இதுதான் இப்போ பார்க்குறது ப்ளீட்ஸ் போர்ஷன் பல்லு என்ன டிசைன் கலர் வருதோ அதுவே உங்களுக்கு ப்ளீட்ஸுக்குமே ஃபுல்லாக வந்துடுங்க வார்ப்பு விஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சோப் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டைம் பாட்லி போட்டிருந்தவங்க அப்டேட்டில் எல்லா சாரியுமே வந்து புக் ஆகிடுச்சு சோல்ட் ஆயிடுச்சு சீக்கிரமாக வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய போடுங்க எங்களுக்கும் வேணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்காகவே இப்போ இந்த வீடியோவில் நியர்லி ஃபிஃப்டீன் சாரீஸ் வந்து நம்ம ஷோ பண்ண போகிறோம் ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாங்க கிறிஸ்மஸ்க்கு வந்து தாராளமாக இந்த சாரீ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுல sari number one zero one four பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளீட் போர்ஷன் மெஜந்தா கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க next sari number one zero one five சாரியுடைய price seven thousand rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க sari number one zero one five உடைய colour body of sari grey colour கிரேங்கும் போது பிளாக் மிக்ஸ்டுங்க ஸோ பிளாக் கலர் த்ரெட்டு கண்டிப்பாக சாரியில் விசிபிளாக இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா சாக்லேட் ப்ரௌன்லேயே very light colour light chocolate ப்ரௌனாக இருக்கும் அது பேஸ்டல் ப்ரௌன் கூட நம்ம சொல்லலாம் அண்ட் ஜாயின் ஆகிற இடத்துல ரெண்டு கலர் ஜாயின் ஆகிற இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் கலர் ஏன்னா ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா இந்த இந்த சாரீஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எல்லாமே கையில் பண்ணக்கூடிய ஒர்க்கு தாங்க டை போடுறதாகட்டும் அதுக்கப்புறம் நெசவு பண்ணுறதாகட்டும் எல்லா ஒர்க்குமே வந்து கையில் பண்ணக்கூடியது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் அன்னிவனாக வருங்க sari number one zero one six body of sari dark grey colour இதுவும் பிளாக் த்ரெட் வருங்க பல்லுவன் பிளவுஸ் வயலட் கலர் இதுவும் டார்க் வயலட் கலர் ஸோ ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய fifteen number of saris fifteen colours of காம்பினேஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க தாராளமாக இந்த சாரீஸ் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் வீட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த சாரீ பியூரா இல்லையான்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சில்க்கை பொறுத்த வரைக்கும் பியூர் சில்க்குங்க ஜரி பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஐன் zari tested zari next sari number one zero one seven ரெண்டுமே பேஸ்டல் ஷேடில் தாங்க வருது பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பேஸ்டல் ராமர் க்ரீனில் இருக்குது பல்லுவன் ப்ளவுஸ் பேஸ்டல் ப்ரௌன் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே சாக்லேட் ப்ரௌன்லேயே very light colour prepayment option select பண்ணும்போது Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் ப்ரீ பேமெண்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாங்க இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுவே cash on delivery option select பண்ணிங்கன்னா ஒரு சாரி தான் அட் டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுடைய number one zero one eight body of sari teal blue கலர்லேயும் பல்லுவன் and blouse and pleat portion dark violet கலர்லேயும் இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குங்க நெக்ஸ்ட் சாரி பார்க்குறோம் number one zero one nine body of sari blue colour so இந்த ப்ளூ வந்து இங்க் ப்ளூவில் இருக்குங்க பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் அண்ட் இந்த சாரீஸில் டசில்ஸ் போடலைங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா டசில்ஸ் வேணுங்கிறத சொல்லுங்கள் நம்ம வந்து போட்டு தரோம் இதே கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணுறீங்கன்னா டசில்ஸ் போடுற ஃபெசிலிட்டி இல்லைங்க இந்த சாரியிலே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம வந்து லைன் பண்ணியிருக்கோம் ஸோ அதாவது லைன்ஸ் வரும் அந்த லைன்ஸ் எதுக்குன்னா அந்த ரெண்டும் ஜாயின் ஆகும்போது அன்னிவனாக இருக்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த லைன்ஸ் வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம் sari number one zero two zero body of sari orange colour pallu and blouse green இந்த க்ரீன் வந்து டபுள் ஷேடுங்க ஏன்னா மஸ்டர்ட் எல்லோவும் க்ரீனும் மிக்சிங்கில் இருக்குது இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து மோஸ்ட் டிமாண்டாக இருக்கிறதுனால மூவிங் கலெக்ஷன்ஸாக இருக்கிறதுனால நம்ம எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே யூடியூப்லேயே இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிடுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் இந்த சாரீஸை புக் பண்ண முடியுங்க நேரில் ஷாப்பில் கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்காதுங்க next sari number one zero two one body of sari magenta பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீன் இந்த க்ரீன்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 ஆஃப் சாரீ கலரும் பிங்க் தாங்க ஆனால் இதோடைய ப்ளீட்ஸ் பல்லு ப்ளவுஸ் வந்து green colour one zero two three pink and green combination இந்த க்ரீனும் மஸ்டர்ட் எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் தாங்க இருக்குது டபுள் ஷேடில் தான் வருது கலருக்கோ குவாலிட்டிக்கோ ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருந்தாலுமே ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அண்ட் சில டபுள் ஷேட் கலர்ஸ் வர்றது ஃபோட்டோவில் எக்ஸாக்டாக கேப்சர் பண்ண முடியலைங்க ஸோ அந்த மாதிரி கலர்ஸ்க்கு வந்து லிட்டில் டிஃப்ரென்சஸ் வந்து கலரில் வரலாங்க குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து three ply thread work so வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் குட் ஃபார் ஹெல்த்தும் கூட ஏன்னா இது பியூர் சில்க்கு அண்ட் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் இதை நான் ஏன் அடிக்கடி ரெஜிஸ்டர் பண்ணுறேன் இது பியூர் சில்க் கைத்தறிங்கிறது ஏன் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் மிக்சடு ப்ராடக்டை கூட பியூர் சில்க்கு அண்ட் பவர் லூமில் மேக் பண்ணுறது கூட ஹேண்ட்லூம் அப்படின்னு நிறைய வந்து நம்ம கேள்விப்படுறோம் சொல்கிற மாதிரி ஸோ அதனால தான் நான் நம்மளுடைய ப்ராடக்ட்டு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரியுடைய கலர் மட்டும் சொல்லிடுறேன் one zero two four body of sari double ஷேடில் வருதுங்க அதாவது க்ரீம் அண்டு ப்ளூ லைட்டாக வந்து ப்ளூ மிக்சிங்கில் இருக்குங்க எப்படி இந்த பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளீட் போர்ஷன் உங்களுக்கு வந்து ப்ளூ பேஸ்டல் ப்ளூ அந்த பேஸ்டல் ப்ளூவும் அண்டு லைட்டு க்ரீன் கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்குங்க ஸோ டபுள் ஷேட் மாதிரி வருது sari number one zero two five இந்த ஒன் ஜீரோ டூ ஃபைவ்ல பல்லுவன் blouse bright pink colour body off sari beige colour இது பெய்ஜுங்கிறது கொஞ்சம் லைட் பெய்ஜாக இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப அவேராக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதால தான் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு நீங்கள் எங்கே பியூர் சில்க் வாங்கினாலும் வித் சில்க் மார்க்கோடு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க sari number one zero two six பழுவன் blouse magenta colour body off சேரீன்னு பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஷேடில் வருதுங்க என்ன அப்படின்னா பேஜ் அண்ட் சில்வர் கிரே மிக்சிங்கில் இருக்குங்க body off sari beige and silver grey மிக்சிங்கில் வர்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டோனாக இருக்கும் அண்ட் இதெல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸுங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க அதாவது சில இடத்துல த்ரெட்டோடைய திக்னஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த த்ரெட்டு விசிபிள் ஆகிறதாகட்டும் அண்ட் பிளாக் கலர் த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகிறது அண்ட் புட்டா சாரீஸ்னால் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய புட்டாவில் லைட்டாக விலகி இருக்கிறது இதெல்லாமே வந்து காமனாக ஹேண்ட்லூம் மேட் சாரீஸில் வரக்கூடியது தாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாவோ அல்லது டேமேஜாவோ கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க இப்போ நீங்கள் பார்க்குற sari number one zero two seven body off sari red கலர்லேயும் இதுலேயும் வந்து லைன்ஸ் போட்டிருக்கோம் ஜாயினிங்க்கு பலுவன் ப்ளவுஸ் அண்ட் ப்ளீட் போர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா இங்க் ப்ளூ கலரில் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்த சாரீ எல்லாமே பாட்லி பல்லு சாரீஸுங்க அதாவது ஹாஃப் சாரீ மாடல் இருக்கக்கூடியது செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் பிடிச்சிருந்ததுனா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோடு தான் வருது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்ணாங்கிற நேம் வருங்க Thank you. Thank you for watching.